அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் என் பெயர் முனைவர் டாரத்தி செல்வமேரி நான் தேர்ந்து கொண்ட தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியே என்பது கடல் அலைகள் நமக்கு போராட கற்றுத்தருகிறது தேனீக்கள் விடாமுயற்சியை கற்றுத்தருகிறது எறும்புகள் சுறுசுறுப்பை கற்றுத்தருகிறது பூமி பொறுமையை கற்றுத்தருகிறது ஆனால் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை வெறும் வெறுமையை மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கிறது திறன்களை எல்லாம் வெறும் திறன் பேசிகளில் காட்ட துடிக்கிறார்களே ஒழிய காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கும் தங்களுடைய திறன்களை லட்சிய பாதையில் செலுத்த மறந்து விட்டார்கள் போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு தாயையும் தங்கையையும் தமக்கையையும் படுக்கைக்கு அழைக்கும் மா பாவிகளாக மாறி விட்டார்கள் அது மட்டுமல்ல சிந்தனை கருவூலங்களை எல்லாம் சிறுமைக்கு மட்டுமே பயன்படுத்துகின்ற சிறுமதி கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரே ஒரு தொழில் மீம்ஸ் அனுப்புவது மட்டுமே நாங்கள் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறவில்லையா என்று கேட்பார்கள் ஒரு நாட்டின் வெற்றிக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போலவா இன்றைய இளைஞர்களின் தேவையெல்லாம் நண்பர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அருகில் இருக்கின்ற தாயின் துடிப்பை விட எங்கோ முகம் தெரியாத ஒரு மனிதர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்து அனுப்ப முனைவார்கள் பணி செய்யும் இடங்களில் தன்னுடைய தாய் தகப்பன் படும் அவமானம் தலைகுனிவை விட உன் புருஷனை என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிவை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று ஓலமிடும் நரி கூட்டங்களாக மாறிவிட்டார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சொற்பொழிவுகளையும் மேடை பேச்சுகளையும் கேட்டு கேட்டு பேச்சு திறனையும் எழுத்து திறனையும் வளர்த்து கொண்ட இளைஞர் கூட்டம் இன்னைக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல போன சும்மா நிறுத்து பெருசு அட்வைஸ் பண்ணாத என்று சொல்லுகின்ற அலட்சியப்படுத்துகின்றவர்களாக மாறிவிட்டார்கள் இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் தேவை என்னன்னா கொஞ்சம் உழைப்பு நிறைய ஊதியம் இப்படித்தான் வாழ துடிக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மை உண்மை என்பதெல்லாம் வெறும் உதிரிப்பூக்களாக மாறிவிட்டன இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா பெற்றோர்களும் இந்த சமுதாயமும் தான் நான் ஆட்டோ ஓட்டினா பரவாயில்ல கூலி வேலை செஞ்சா பரவாயில்ல என் மகன் இப்படிப்பட்ட பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு சொல்லி லட்சங்களை அள்ளி தெளிப்பதால் இவர்கள் தங்களுடைய லட்சியங்களை இழந்து போய் விட்டார்கள் அது மட்டுமல்ல திரும்பும் திசையெல்லாம் பாலியல் வன்கொடுமை லஞ்சம் ஊழல் இவ்வளவு ஏன் கல்வி நிறுவனங்கள் தொடங்கி கலெக்டர் அலுவலகம் வரை எங்கும் லட்சங்களே இந்த நிலையில் என இந்த தந்தைக்கும் மக்கள் இனம் இந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்ன பாரதிதாசனின் லட்சியங்கள் இவர்களுக்கு எப்படி வரும் வராது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காந்தி வேர்ல்டு பவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்